நைட்ஷோஸ் சென்ற பெண் டாக்டரை கடத்தி பாலாற்றங்கரையில் கொடூரமாக சீரழித்த மூன்று மைனர் சிறுவர்கள் அட்டோழியம் செய்த சம்பவம் வேலூரில் பரபரப்புக்கு உள்ளாகியுள்ளது வேலூர் கலெக்டர் ஆபீஸ் எதிரே ஆஞ்சநேயர் கோவில் அருகில் நேற்று முன்தினம் இரவு இரண்டு இளைஞர்கள் போதையில் சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர் ஒருவருக்கொருவர் அவர்கள் தடியால் தாக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக ரோந்து வந்த சத்துவாச்சாரி போலீசார் இரண்டு பேரையும் பிடித்து விசாரணை நடத்தினர் அப்போதுதான் அவர்கள் இருவருமே வழிப்பறிக் கொள்ளையர்கள் என்பது தெரியவந்தது இருவருமே போதையில் இருந்ததால் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று தீவிரமான விசாரணையை துவங்கினர் வழிப்பறி கொள்ளை பற்றின வாக்குமூலத்தை இளைஞர்கள் இரண்டு பேரும் சொல்லிக் கொண்டே வந்தபோதுதான் திடீரென பலகாரம் பேச்சு வந்தது இதனால் போலீசார் திகைத்துவிட்டனர் இந்த இளைஞர்கள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு மருத்துவமனை பெண் ஊழியரை கூட்டு பலாக்காரம் செய்தார்களாம் இது பற்றிய போலீஸ் தரப்பில் சொன்னதாவது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு காட்பாடியில் இந்த பலாக்கார சம்பவம் நடந்துள்ளது தனியார் மருத்துவமனை பெண் ஊழியர் ஒருவர் ஆண் நண்பருடன் நைட் ஷோ சினிமாவுக்கு சென்றுள்ளார் படம் பார்த்துவிட்டு நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் இரண்டு பேரும் தியேட்டர் முன்பாக ஆட்டோவுக்காக காத்து நின்றனர் அப்போது அந்த வழியாக ஒரு ஆட்டோ வந்துள்ளது அதன் திரைவர் அவர்களிடம் இங்கே செல்ல வேண்டும் என்று கேட்கவும் இருவரும் தனியார் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லியுள்ளனர் ஆனால் அந்த ஆட்டோவின் உள்ளே மூன்று ஆண்கள் ஏற்கனவே உட்கார்ந்திருந்தனர் அதனால் இரண்டு பேரும் அதில் ஏறுவதற்கு தயக்கம் காட்டியிருக்கிறார்கள் உடனே டிரைவர் இது ஷேர் ஆட்டோதான் ஏறுங்கள் என்று சொல்லவும் இரண்டு பேரும் ஆட்டோவில் ஏறிக்கொண்டனர் வேலூர் கிரீன் சர்க்கிள் அருகே ஷேர் ஆட்டோ சத்துவாச்சாரியை நோக்கி திரும்பியுள்ளது அந்த பெண் ஊழியர் ஆட்டோ டிரைவரிடம் கேட்டபோது வழியில் பேரிகார்டு வைத்து அடைத்துள்ளனர் சத்துவாச்சாரி சென்று ஆற்காடு சாலை வழியாக செல்லலாம் என்று சொல்லி சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலை வழியாக சென்றார் கலெக்டர் அலுவலகம் முன்பு பாலாற்றங்கரை செல்லும் சாலை வழியாக ஆட்டோவை மறுபடியும் திருப்பினார் டிரைவர் இதனால் மீண்டும் அந்த பெண் தவறான வழியில் செல்வது பற்றி கேட்டார் உடனடியாக ஆட்டோவில் வந்தவர்கள் ஆண் நண்பரை அங்கேயே அடித்து நடுரோட்டில் இறக்கிவிட்டுவிட்டு பாலாற்றங்கரையோரம் அந்த பெண்ணை மிரட்டி அழைத்து சென்றுள்ளனர் அங்கிருக்கும் பார் அருகே வைத்து மூன்று பேர் அந்த பெண் ஊழியரை கூட்டு பாலியல் பலாக்காரம் செய்துள்ளனர் அவரிடம் இருந்த ஏடிஎம் கார்டு செல்போன் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு விரட்டியுள்ளனர் பிறகு ஏடிஎம் கார்டு மூலம் அந்த பெண்ணின் பேங்க் அக்கவுண்டில் இருந்து நாற்பது ஆயிரம் எடுத்துள்ளனர் அந்த பணத்தை வைத்து காஸ்ட்லி ட்ரெஸ் வாங்கிக் கொண்டு சாப்பாடு மது வாங்கி சாப்பிட்டுள்ளனர் மிச்ச பணத்தை பங்கிட்டுக் கொள்ளும் போதுதான் இவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போதுதான் போலீசில் பிடிபட்டுள்ளனர் பிடிப்பட்ட மூன்று பேரிடமும் தீவிர விசாரணை நடந்து வருகிறது அந்த பெண்ணின் எடி மற்றும் ஏடியும் கார்டு வைத்து அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவரையும் அவரது நண்பரையும் நேரில் அழைத்து புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க உள்ளோம் இதில் பெண்ணை பலாக்காரம் செய்த மூன்று பேருமே பதினெட்டு வயதிற்குட்பட்ட மைனர் சிறுவர்கள் இவர்கள் ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்தவர்கள்தான் கஞ்சா போதைக்கும் அடிமையானவர்கள் பிடிப்பட்டவர்களிடமிருந்து முப்பது ஆயிரம் ரூபாய் பணமும் ஏடிஎம் கார்டும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இன்னும் இரண்டு பேரை தேடி வருகிறோம் வேலூரின் மையப்பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வருகிறது